அனைவருக்கும் வணக்கம் bank nifty future one minute chart இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் எயிட் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் டென் ஆகுது எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் நமக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுது அந்த கால்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி பேசிஸில் நம்மளுடைய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் எயிட் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் டென்க்கு அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மேலே வந்ததுனால அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு பை கால் ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ பை கால் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறக்காண்டி நமக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணுன்றக்காண்டியும் நாங்கள் பை கால் வந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ யாருனாலும் ஈஸியாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தாலும் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்ட் மாறினதை கேண்டில் கலர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய line buy at forty three thousand five hundred and seventy four point thirty so இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட் டாரட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் மேலே இருக்க லைன் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பாயிண்ட் ஒன் டென் பாயிண்ட் கிட்டக்க இருக்குது forty three thousand six hundred and eighty three point twenty second target first டாரட்னுடைய டபுள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் கால் வரையில் உங்களுக்கு கேண்டில் கலரை மாற்றி என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கால் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிட்டு வரும் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் போனதில் ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ் டுவெண்ட்டி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணவே முடியல நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதும் ஒரு ஆல் டைம் ஹை ரேஞ்சில் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ சடனாக லாஸ்ட் ஒரு த்ரீ கேண்டிலில் பிக் மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் மேலே வந்தது ஃபஸ்ட் டார்ட் ரேஞ்சை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இந்த சார்ட் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் கால்ஸ் வரும் அதை பார்த்து மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ